வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போவது வந்து ரிஷப ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் அதாவது வரும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை ஆறு ஆறு பதினைந்து மணி அளவில் தனுசு ராசியில் இருக்கும் குரு மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறார் அப்படின்னா இது எந்த மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல பலன் தருவதற்கு முன்னாடி சுயஜாதக பலன்களே துல்லியமானது அதுவே இறுதியானது பொது பலன்கள் வந்து ஒரு எழுபது டு எண்பது சதவீதம் பொருண்டும் அது சில பொருண்டாமல் போவதற்கு சில காரணம் காரணங்களும் இருக்குது நம்ம நீங்கள் கேட்கும்போது முழுமையாக கேட்டிங்கன்னா அது தெரிய வரும் சரிங்களா இப்போ ரிசர்வராட்சிக்காரங்கன்னா என்னங்க இயல்பாகவே வந்து அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா இவங்க முன்னாடி போய் நிற்பாங்க ஒரு கடுமையாக உழைப்பாளிகள் கடுமையான உழைப்பாளிகள்னு சொல்லலாம் எந்த வேலையை கொடு எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு மாடு மாதிரி செய்வாங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ தயக்கம் அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க உண்மையாக நேர்மையாக இருந்தால் ஒரு பத்து நாள் தொடர்ந்து கூட செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனம் படைத்தவர்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நூறு சதவீதம் ஒரு சிறப்பான பலன்களே தரும் அது எப்படின்னா உங்கள் ராசிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்கள் படாத பாடுபட்டீங்க பெரிய போராட்டம் அஷ்டம குரு பயிற்சி உங்களுக்கு எந்த விதத்துலையுமே நல்லது செய்யலை அப்போனா ஒன்பதாம் இடத்து குருவாக நல்லது செய்யுமா அஷ்ட அஷ்டம சனி அஷ்டம குரு கடந்த இரண்டு வருடங்களோ மூன்று வருடங்களோ ஒரு கடுமையான காலகட்டமாக இருந்துச்சு அனைத்து வழிகளிலுமே இனி யார் வழி பிறக்குமா அப்படின்னு ஒரு ஒரு காலகட்டங்களை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கிடைக்கும் காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கீங்க இன்னும் சில பேருக்கு நல்லா வேலை கிடச்சிருக்கும் இன்னும் நில இன்னும் சில பேருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு நிறைய இழப்பீடுகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே மனது சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இப்போ தான் வந்துகிட்டு இருக்கீங்க அது ஒரு எல்லாமே நன்மைக்கான மாற்றமாக இருக்கும் வரும் நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமே முழுமையான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஏன்னா இவ்வளோ நாள் சனி மட்டுமே அந்த பேர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டு இருந்தவர் இனி குருவும் கொடுக்க போகிறார் அதாவது ரிஷபராசிக்கு அதாவது சுக்கர அணி குரு அணின்னு சொல்லுவோம் அந்த சுக்கரன் அணிக்கு என்றைக்குமே குரு அணி வந்து எதிரி எகைன்ஸ்டாகவே இருப்பாங்க அது நல்லதும் செய்ய மாட்டாங்க கெட்டதும் செய்ய மாட்டாங்க ஒன்றுமே செய்யாம விட்டுருவாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய கெட்டதுன்னு சொல்லலாம் சரிங்களா போன காலகட்டங்கள் அப்படி தான் அஷ்டமுகூர் எட்டாம் இடத்துலன்ட்டு எந்த ஒரு நல்லதையுமே செய்யலை ஒரு கெடுதல் மட்டுமே அனைத்து வகையிலையும் தண்டிட்டு இருந்துச்சு இந்த காலகட்டங்கள் எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் இடத்துல குரு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது பண நெருக்கடி இல்லை சேமிப்புகள் எண்ணங்கள் ஆசைகள் இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்தில் சனியோடு சேர்ந்து பயிற்சி சனியோடு சேர்ந்து உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னா குருவும் சனியும் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதீதமாக தூண்டிக்கொண்டே இருக்கும் நீங்கிக் கொண்டே இருக்கும் அது அதிகமாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பண்ண அதன் பலன்கள் எளிமையாக உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா பல பேர் சொல்லுவாங்க எனக்கு எனக்கு குறுப்பெயர்ச்சி பலனே ஒன்றுமே தெரியல எஃபெக்டே வரல சனிப்பெயர்ச்சி பலன் எஃபெக்டே தெரியலையே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே கேவல் நல்லா இருக்கு நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ரெண்டுமே இல்லையே இன்னும் சில பேர் அப்படி இன்னும் சில பேர் எல்லாம் ஜோசியக்காரங்களாம் பொய் சொல்கிறாங்க அப்படி அதாவது நீங்கள் குருவும் சனியும் எந்த பாவத்திலலாம் இருக்கோ அதை பார்க்கும் பாவங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு அபரிமிதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னா நாங்கள் ஒன்பதாம் பாவம்னா நாங்கள் ஒன்பதாம் பாவம்னா தண்டை தானம் தண்டை வழியில் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த முறை தண்டையோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் செய்யலாம் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் செய்யலாம் இல்லை தண்டையோட ஆதரவை கேட்கலாம் இல்லை வெளிநாடு போகணும் வெளிநாடு ஒரு நாலு மாதம் ஒரு வருஷம் போயிட்டு வரணும் அப்படின்னு இந்த காலகட்டங்களில் முயற்சி செய்யலாம் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் ஒரு கோர்ஸ் படிக்கணும் இல்லை வெளியூரில் போயிட்டு தங்கிட்டு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு தாராளமாக இந்த காலகட்டங்களில் செய்யலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வையும் கொடுக்கும் எனக்கு வந்து ப்ரமோஷன் வேணும் ஆஃபீஸில் அது இந்த டைமில் கேட்டால் கரெக்டாக இருக்குமா ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும் இந்த இந்த தடவை கேட்டால் கரெக்டாக இருக்குமா கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க இல்லை தாராளமாக கேட்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு பெயர் புகழ் அப்படின்னு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கப்படும் ஆனால் இந்த ஒன்பதாம் பாவத்தை நீங்கள் அதிகமாக ஆக்டிவேட் பண்ண ஒன்பதாம் பாவம்னா என்னங்க ஆன்மீக ஆன்மீக தொண்டு ஆன்மீக பிரயாணம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் குரு குருவை நீங்கள் குரு யாராக குருவாக மறிக்கிறீங்களோ இல்லை உங்களுக்கு வந்து ஐடிலேயே கூட இருங்க அதில் உங்களுக்கு ஒரு குருன்னு ஒருத்தருவார் அவங்கள மதித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நான் ஒன்பதாம் பாவத்தை அதீதமாக நீங்கள் மதிக்க வேண்டும் அப்படி மதிச்சிங்கன்னா இயல்பாகவே அந்த பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் எளிமையாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நான் இந்த ஒன்பதாம் பாவத்தில் குருவும் சனியும் இருக்கும் பாவத்தை விட பார்க்கும் ஒன்றாக ஒரு பாவத்தை பார்க்கும் இல்லையாங்க அது அதீதமாக வேலை செய்யும் அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் பாவத்தின் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அது என்ன பாவங்க அது ஒரே பாவத்தை மூன்றாம் பாவத்தை பார்க்குறது மூன்றாம் பாவம்னா என்னங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இவ்வளோ நாளாக நான் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன்ப்பா என்னால் சரிப்பட்டு வரல இன்றைக்கி அந்த முயற்சி எடுக்கலான் இருக்கேன் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது நாள் பணம் இல்லை அப்படின்னு எடுக்கலாம் தாராளமாக எடுங்க உங்களுக்கு பணம் வரும் இல்லைனா நண்பர்களோட உதவி நல்லா கிடைக்காம இருந்துச்சு இல்லை தள்ளி போட்டுகிட்டே இருந்துச்சு இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணலான்னு இருக்கேன் தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தகவல் நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ரைட்டிங்கு அக்கௌண்ட்ஸு இல்லை பேச்சு சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து ஒரு புரோக்கரேஜு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் இப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் தாராளமாக காலகட்டங்களை முயற்சி செய்யுங்க உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக எரி இருக்கும் மூன்றாம் பாவத்தின் மூலமாக அதீதமாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் இல்லைனா உங்களோட சகோதரர்கள் யாராவது இருப்பாங்க சகோதரர்கள் நெருங்கிய நண்பர் இவர்களின் மூலமாக உங்களுக்கு லாபம் பெறும் காலகமாக இருக்கும் சரிங்களா இந்த ஒன்பது மூணு இரண்டுமே நல்ல பாவம் தான் ரெண்டுமே எதுவுமே கெட்ட பாவம் இல்லை சரிங்களா அப்படின்னா இந்த பாவத்தும் உங்களுக்கு குரு சனி புத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் ரிஷப ராசிக்கு ரிஷப லக்கண முக்கியமாக ராசிக்கு என்பதை விட ரிஷப லக்கணங்களுக்கு குரு டசு இருக்கக்கூடாது குரு நற்பலன்களை அனுபவத்தில் தருவது கிடையாது குரு புத்தியும் நடப்பு நடக்கக்கூடாது அனுபவத்தில் பலன்களை இல்லை அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா ஒரு ஐம்பது சதவீத நல்ல பலன்களை மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்